Uh, I'm very glad that uh, we could invite some members from the transgender community to come today and uh, uh see these beautiful exhibitions at the Senate House. காஷ்மீர் காஷ்மீர்னால் நம்ம வந்துட்டு காஷ்மீரில் பிரச்சனை இருக்கும் அவ்வளோதான் நமக்கு தெரியும் அங்கே போய் பார்த்ததும் இல்லை அதை பற்றி அவ்வளோவா நம்ம தெரிஞ்சுக்கிட்டதும் இல்லை ஆனால் இங்கே ஒரு சில ஃபோட்டோஸ் பார்க்கும்போது அந்த பெண்களுடைய வேதனைகள் அவங்களுடைய பிரச்சனைகள் சிலர் வந்து அந்த பெண்களுக்கு எடுத்திருக்காங்கங்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கொடுமையாக இருக்குது ஒரு அம்மா ஒரு எண்பது வயசு இருக்கும் அந்த மாதிரி சொல்கிறாங்க நான் இதுக்கு முன்னே இந்த மாதிரியான சத்தங்களை இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதுலேயும் இப்போ எண்பது வருஷம் அவங்க வாழ்கிறாங்க அது வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயத்த அவங்க சொல்கிறதெல்லாம் நாங்கள் இந்த ஃபோட்டோவில் தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு ஃபோட்டோவாக இருக்கும் அதில் ஒரு கான்செப்ட் இருக்கிறது வந்து நல்ல விஷயம் கான்செப்டோடு கூடியது வந்துட்டு ரொம்ப புதுசாக இருந்துச்சு எனக்கு இதில் ஒரு ஃபோட்டோ அந்த மார்ச்சுவரியில் நான் பார்த்தேன் ஒருத்தர் உட்காந்து சாப்பிட்டுருக்காரு அந்த அந்த மார்ச்சுவரியுடைய ஸ்டாஃபு சைடில் வந்துட்டு இறந்துட்டவங்க பாடி பாடி வந்துட்டு அவங்களுடைய கால் அவங்க சைடில் கொஞ்சம் ஃபோட்டோவில் தெரியுது அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த சொல்லிடுச்சு ஃபோட்டோ எக்ஸிபிஷன் பார்த்துருக்கேன் பட் இந்த அளவுக்கு இல்லை நல்லா இருந்தது நிறைய தெரிஞ்சுக்க முடியாத விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் நல்லா இருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது சென்னையில் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எக்ஸிபிஷன் நான் பார்த்ததில்ல பட் வெரி இன்ட்ரெஸ்டிங் எப்பவுமே வந்து புகைப்படத்துக்குன்னு ஒரு பெரிய பவர் இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏழ்மையை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு புகைப்படம் சொல்லுச்சு அதாவது சவுத் ஆஃப்ரிக்கனில் ஏதோ ஒரு கண்ட்ரி ஆஃப்ரிக்கா கண்ட கண்டத்தில் ஏதோ ஒரு கண்ட்ரி ஒரு குழந்தை வந்து பசி பட்டினினால் ரொம்ப சாக கடந்தது அந்த சாக கடக்கிற அந்த இதுவில் கழுகு வந்து பார்த்துட்டுருக்கு அந்த குழந்தை எப்போ சாவும் ஏன்னா கழுகு வந்து சாவாமல் எழுத சாப்பிட முடியாது அந்த குழந்தைய எப்போ சாவும் அப்படின்னு பார்த்துனே இருந்து வந்து அது குழந்தை செத்த பிறகு அதை எடுக்கிறதுக்காக பார்த்துட்டுருக்கு இருக்கு அதுக்கப்புறம் அவர் வந்து எல்லாரும் கேட்டிருக்காங்க ஒரு புகைப்படம் நல்லா வரணுன்றதுக்காக இவர் வந்து இவருடைய இதுவுக்காக விளம்பரத்துக்காக இப்படி பண்ணியிருக்காருன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் அவர் இறந்து போயிட்டார் எனக்கு அதுதான் நினைவுக்கு வருது நம்ம அவர் வந்து எல்லாரும் காயப்படுத்தினாங்க ஆனால் ஒரு ஏழ்மையை ஒரு பிரச்சனையை அவர் எவ்வளோ ஒரு அழகாக எடுத்து சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம நான் பார்த்துருக்கணும் இங்கே ஒரு மாச்சுரியை பற்றியெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ ஒரு சூசைட் பண்ணிக்கிறவங்க இறந்துட்டா இப்படிலாம் நம்மளோட பாடியை வந்து இது பண்ணுவாங்க அது குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றது நான் புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டேன் நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறத விட மனசை மனசை தொட்ட ஒரு ஃபோட்டோ கேலரி இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான இந்த ஃபோட்டோ புகைப்பட கண்காட்சி வந்து திருநங்கை மக்களும் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுக்காக நாம் வந்து எல்லாருமே வந்திருக்கோம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதுலேயும் அந்த போஸ்ட் மாற்றம் பற்றி அதாவது எப்படி வந்து ஒரு பணத்தை உடைக்கிறாங்க அதை பற்றின அந்த கத்தி கபடா எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாச்சு மனுஷனாக வாழும்பொழுது எவ்வளோ பேரோடவும் புகழோடவும் அது அட்லீஸ்ட் நம்மளை வந்து கூப்பிடுற அளவுக்கு இருக்குது ஆனால் வந்து அவங்களுக்கு நம்பர் கட்டிலாம் போட்டிருக்காங்களேன்னு பார்க்கும்பொழுது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஹார்ட் டச்டு ப்ரோக்ராம் இது